ஹலோ இப்போ நாம் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இடியாப்பத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் இடியாப்பத்தோடு வந்து நம்ம குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லை மட்டன் சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து பாயா இல்லை தேங்காய் பால் இது போல் வந்து உப்புமாவும் பண்ணி சாப்பிடலாம் இதே போல் நிறையா ஐட்டம்ஸ் எங்கள் சேனல்லையும் வந்து இடியாப்பத்தை வச்சு லெமன் இடியாப்பம் உப்மா எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்கள் எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நான் அஞ்சு இடியாப்பம் வந்து இது கடையிலையும் வாங்கலாம் இல்லை வீட்லேயும் செஞ்சுக்கலாம் அதை வந்து இது போல் வந்து ஷெட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இது மாதிரி வந்து உதுத்தி வச்சுட்டு இன்னும் வந்து இதுக்கு தேவை இன்னொரு தேவையான பொருட்கள் வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு அரை கப் ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி உங்களுக்கு வந்து தேவையான சர்க்கரை இனிப்பு இல்லை வெல்லம் கூட வந்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு சிம்பிள் இது ஈவினிங்கில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏலக்காய் பொடி போட்டுடலாம் முந்திரி திராட்சை போட்டுடலாம் தேங்காய் துருவலும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு அரை கப் வந்து சரியாக இருக்கும் இப்போ தேவையான சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் போகிறோம் நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதோட பாதாம் கூட வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வந்து இதில் பிடிக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் இதில் நம்ம தேங்காயும் சர்க்கரையும் தான் மெயின் ஏலக்காய் பொடி தேங்காய் சர்க்கரை இது நமக்கு ரொம்ப மெயின் அதே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் அட் சேம் டைம் தேங்காய் போட்டிருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் நீங்களும் வந்து இந்த சின்ன ஒரு சிம்பிள் ரெசிபி இதை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் லைக் எல்லாமே நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா um, வேறு ரெசிபீஸ் நீங்கள் பார்த்து எங்களோட உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்